எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிளெயின் வெரைட்டிஸில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரீ சாரியுடைய நம்பர் நைன் செவன் ஃபோர் சாரியுடைய நம்பர் நைன் செவன் ஃபோருங்க சாரியுடைய கலர் எல்லோ கலர் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எல்லோவாக தாங்க இருக்கும் நார்மல் எல்லோவிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு த்ரீ லைன்ஸ் ஸ்ட்ரைப் லைன்ஸ் வந்துடும் கோல்டு டெஸ்டட் சரியில் body of sari pallu blouse எல்லாமே பிளெயினாக இருக்குங்க ஒரே கலரில் இருக்கக்கூடியது வார்ப்பு விஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம வந்து பியூர் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் டபுள் வார்ப்பு சாரிங்க ஸோ டபுள் வார்ப் அப்படிங்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி நல்லாவே இருக்கும் அண்ட் இது வந்து பியூர் சில்க்கு ஹேண்ட்லூம் மேடுங்க கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால சாரி வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க சேமில் சேம் பேட்டர்னில் ரெண்டாவது சாரி பார்க்குறோம் sari number nine seven five இது என்ன அப்படின்னா க்ரீன் அண்ட் எல்லோ மிக்ஸுங்க ஃபஸ்ட் ஒன் வந்து எல்லோ மட்டும் இது வந்து க்ரீன் அண்ட் எல்லோ மிக்சிங்கில் இருக்குது இதுவும் சேம் பேட்டர்ன் தான் இந்த சாரியுடைய price five thousand two hundred ஐயாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சாரீஸ் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோலேயே நாலு பேட்டர்னில் நம்ம சாரீஸ் வந்து பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்ஸில் நம்ம சாரீஸ் ஷோ பண்ணுறோம் எல்லாமே பிளைன் வெரைட்டிஸ் தாங்க sari number nine seven six இதோடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா ரேடியம் க்ரீன் ரேடியம் க்ரீன்லேயே கொஞ்சம் லைட் கலராக இருக்குங்க இது இது ஃபுல்லாகவே பிளைனாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு பேட்டர்ன் டாப் அண்ட் பாட்டமில் த்ரீ லைன்ஸ் வந்தது பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைனாக இருக்கும் சாரியோடைய லென்த்துன்னு பார்த்துட்டிங்கன்னா six point two metre including ப்ளவுஸோடு இருக்கும் ப்ளவுஸுடைய length point seven metre body of sari five point five metre with of the sari and blouse forty five point five inches above இருக்குங்க next sari nine double seven இதுமே full plain top and bottom three stripe lines மட்டும் வந்ததுங்க கலர் க்ரீன் ஸோ இது வந்து கொஞ்சம் ராமர் க்ரீனில் இருக்குங்க இதோடைய ப்ரைஸ்மே ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதாவது ஃபுல் பிளைன் இருக்கக்கூடியது five thousand two hundred Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிட்டேஷன்ஸோ கிடையாதுங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் sari number nine seven eight இது வந்து பேஸ்டல் ப்ளூவில் இருக்குங்க இதுவுமே five thousand two hundred rupees cash on delivery option select பண்ணிங்கன்னா ஒரு சாரி தான் அந்த டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க தென் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் sari number nine seven nine colour navy blue இதுவுமே ஃபுல் பிளைனுங்கிறதுனால ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குது அண்ட் இதெல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரைவர்ஸ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது அண்ட் இதெல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால அதுக்கேற்ற டெக்ஸ்சர் தாங்க இருக்கும் பாலிஸ்டர் மாதிரி பளபளப்பாவோ வளவளப்பாவோ இருக்காதுங்க அண்ட் இதெல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க sari number nine eight zero இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்னுங்க அதாவது body of sari and blouse பிளைனாக இருக்கும் பல்லு மட்டும் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அதாவது ஜரியில் ஒர்க் பண்ணியிருக்கோம் top and bottom three line stripes lines வந்துடுது அண்ட் ஆல்சோ பல்லுலையும் உங்களுக்கு வந்து கோல்டு டெஸ்டட் சரியில் ஒர்க் இருக்குது ஸோ இந்த ஒர்க்குங்கிறது சிம்பிளாக இருக்குங்க ரொம்ப வந்து எடுத்தடிக்காமல் மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் sari number nine eight zero colour peach colour இது வந்து பீச் அப்படிங்கிறத விட பிங்க்னே சொல்லிடலாங்க இந்த நைன் எயிட் ஜீரோ இதோடைய கலர் பார்த்துட்டிங்கன்னா pink colour price five thousand four hundred rupees ஐயாயிரத்தி நானூறுபாய்க்கு இந்த சாரீ கிடைக்கும் next sari number nine eight one இது வந்து rani pink and yellow mixing double shade இதுலேயுமே பல்லு உங்களுக்கு ஒர்க் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரீ உங்களுக்கு கிடைக்குதுங்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சேரீ அவைலபிளாக இருந்தது நீங்கள் புக் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படின்னா புக்குடு ஃபார் யூங்கட ரிப்ளை வரும் சப்போஸ் நீங்கள் கேட்கும் போது அந்த சேரீ வந்து வேறு யாராவது புக் பண்ணியிருந்தாங்கன்னா அனதர் கஸ்டமர் புக்குடுங்கிற ரிப்ளை வரும் இல்லை அதுக்கு பேமெண்ட்டே வாங்கியிருந்தோம் அப்படின்னா சோல்டுங்கிற ரிப்ளை வருங்க next sari sari number nine eight two இதில் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு வந்து பார்டர் வந்துடும் த்ரீ இன்ச் இருக்கிற மாதிரி இருக்குங்க கலர் டார்க் வைலட் பல்லுலையும் ஒர்க் இருக்குது உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமும் உங்களுக்கு பார்டர் வருது இதோடைய ப்ரைஸுமே five thousand four hundred rupees with free ஷிப்பிங்கில் உங்களுக்கு கிடைக்குதுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும் next sari sari number nine eight three nine eight three colour navy blue இதுமே five thousand four hundred rupees return policy பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு சாரீ வந்தாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க ஒரே வீடியோவாக இருக்கணும் கட் வீடியோவாக இருக்கக்கூடாதுங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் டபுள் ஷேட் கலர்ஸாக இருந்தால் எக்ஸாக்டாக ஃபோட்டோவில் அந்த கலர் கேப்சர் பண்ண முடியறது இல்லைங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு லிட்டில் டிஃப்ரென்சஸ் வந்து கலரில் வரதாங்க செய்யுது குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது பியூர் சில்க்கு அதுக்கேற்ற டெக்ஸ்டர் தாங்க இருக்கும் த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் தின்னாக தான் இருக்கும் அண்ட் இதெல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்கிறதுனால ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க இதில் புட்டாஸ் இல்லாதனால ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியாது நல்லாயிருக்கும் sari sari number nine eight four இதுவும் five thousand four hundred rupees இதோடைய colour blue colour next sari number nine eight five இதுவுமே five thousand four hundred rupees தாங்க இதில் ப்ளூ கலர் தான் ஆனால் வந்து differences இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தது சிங்கிள் கலர் அதாவது ஒரே கலர் தான் இருக்கும் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு கலர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் வார்ப்பன் வெஃப்டில் அது என்னென்ன கலர் அப்படின்னா teal blue and copper sulphate blue so ரெண்டு ப்ளூவே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேடு மாதிரி தெரியும் number nine eight five five thousand four hundred rupees நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணியிருந்தீங்க பிளைன் சாரீஸ் வேணும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நாலு வெரைட்டிஸில் அவைலபிள் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம ஷோ பண்ணிகிட்ருக்கோம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க sari number nine eight six colour silver grey five thousand four hundred rupees and இந்த பிளைன்லேயும் ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம வந்து ஃப்யூச்சரில் மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஃபுல் பிளைன் வேண்டாம் பாடியிலேயோ அல்லது பல்லுலேயோ ஏதாவது வந்து மைல்டாக இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்ததுனால தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டமில் த்ரீ ஸ்ட்ரைட்ஸ் லைன்ஸும் அண்டு பல்லுவில் இந்த மாதிரி கொஞ்சம் மைல்டான ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் ஆரம்பத்தில்னு பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ஃபுல் பிளைன் போட்டிருந்தோம் அண்ட் ப்ளவுஸ் அண்டு பல்லு கான்ட்ராஸ்டாகவும் போட்டிருந்தோம் பட் ஆனால் ஃபுல் பிளைனாக இருக்கும் இப்போ நிறைய சஜஷன்ஸ் வந்து சொல்லியிருந்ததுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது grey colour white and black combination so black colour thread சாரியில் கண்டிப்பாக தெரியுங்க சாரியுடைய number nine eight seven sari number nine double eight இது வந்து dark grey colour so suggestions வந்து எவ்வளோ நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறத பொறுத்து தாங்க ஸோ ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது மேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இதே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அந்த சஜஷன் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் நீங்கள் கேட்குறத மாதிரி நம்ம மேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும் ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணி தரக்கு ட்ரை பண்ணுறோம் sari number nine eight nine இதுக்கப்புறம் தேர்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா பல்லுலியும் டிசைன் வரும் top and bottom three stripes lines வந்துடும் அண்ட் ஆல்சோ பாடியிலையுமே உங்களுக்கு ஸ்ட்ரைப் லைன் வருங்க ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு அந்த லைன் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் பாடி ஃபுல்லாக எல்லாமே கோல்டு டெஸ்டட் சரி தாங்க சரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹஃபைன் சரி சில்க்கு பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க் தாராளமாக நீங்கள் சாரி வாங்கினதுக்கப்புறம் வீட்டில் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரி வந்து டபுள் ஷேடுங்க பீச் அண்ட் பிங்க் மிக்சிங்கில் இருக்குங்க பீச் அண்ட் பிங்க் மிக்சிங் பிரைட்டாக இருக்கும் sari number double nine zero so இந்த பாடியிலையும் ஒர்க் வரக்கூடிய இந்த சாரியுடைய ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஐயாயிரத்தி அறநூறுபாய்க்கு இந்த சாரி கிடைக்குதுங்க இப்போ பார்க்குற நைன் நைன்ட்டி இதோடைய கலர் ப்ளூ கலர் இது five thousand six hundred rupees next sari sari number double nine one இதுமே five thousand six hundred and இதோடைய கலருமே ப்ளூ நைன் நைன்ட்டிக்கும் நைன் நைன்ட்டி ஒன் ப்ளூ கலருக்குமே டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக இருக்குங்க ப்ளூலேயே டிஃப்ரெண்ட்டான blue colours next sari sari number double nine two இது வந்து ஃபோர்த்து பேட்டர்ன் அதாவது பாடி ஆஃப் சாரி பிளைனாக இருக்கும் பல்லு அண்ட் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ஒர்க் இருக்கும் அண்ட் சேம் ஒர்க்காக இருக்கும் சில்வர் டெஸ்ட் ஜரியில் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லு சில்வர் டெஸ்ட் ஜரியில் ஒர்க் இருக்குது ஸோ சேம் அதே ஒர்க்கே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன்லேயும் வரும் இப்போ பேக் சைடு இது பார்க்குறது வந்து ப்ளவுஸ் இது பல்லு இந்த சாரியுடைய கலர் க்ரீம் கலர் சாரியுடைய number double nine two price five thousand eight hundred rupees ஐயாயிரத்தி எட்நூறுபாய்க்கு இந்த சாரீ உங்களுக்கு கிடைக்குது next sari number double nine three இது வந்து க்ரீன் கலர் இதுமே five thousand eight hundred rupees இந்த சாரீஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ண வேண்டாம் அண்ட் வாட்ஸ்அப் காலும் பண்ண வேண்டாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது புக் பண்ணுறதுல டவுட் இருக்குது இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய வந்து என்கொயர் பண்ண வேண்டியதாக இருக்குது கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது என்கொயர் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் கஸ்டமர் கேர் நம்பருங்கிறது டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும் தாங்க புக்கிங் பண்ணுறதுக்கு இல்லை புக்கிங் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் மெயின் புக்கிங் நம்பர் இருக்குது nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ண சொன்னால் மட்டும்தான் அடுத்து ஃபர்தராக வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க sari number double nine four colour dark grey கலருங்க எலிஃபென்ட் கலர்னு கூட சொல்லலாம் இதை இதோடைய ப்ரைஸ்மே five thousand eight hundred rupees இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே டபுள் வார்ப்பில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீங்க வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடையுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கர் வந்துடும் ஸோ இதுதான் வந்து சில்க் மார்க் ஸ்டிக்கர் இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி கொடுப்போம் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வரணாங்கிற நேம் வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணதுனால ஸோ எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற அந்த பிளேஸுடைய நேமுமே இருக்குங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்